அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறவங்க நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது எப்படி பிரச்சனையை சுமூகமாக்குறது அதுக்கு உண்டான டெக்னிக் தான் நான் சொல்லித்தர போகிறேன் எதிரிகளே காணாமல் கூட போகலாம் இதில் உங்கள் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க அதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தெரிஞ்சு நிறைய எதிரிகள் இருக்கலாம் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பேசுகிறவங்க தெரியாமல் எகெயின்ஸ்டாக நடக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரிலேஷனாக இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பீப்புள்னால் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு போடுங்க உங்களுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு உங்களை பிடிக்காத நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா மற்றவங்க வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதில் நம்ம பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த லிஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு யார் யாரை பிடிக்கல மனதளவில் இவங்களை பார்த்தாவே வெறுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு லிஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக அதில் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் இருப்பாங்க அடுத்தது ரிலேஷன் வ வகையில் நிறைய பேர் இருக்கலாம் நீங்கள் அது மாதிரி நிறைய லிஸ்ட் எழுதுங்க லிஸ்ட் எழுதிட்டு இவங்களுடைய இவங்க அன்றாட வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருக்கவங்க உங்களை பேசிக்கிட்டே நீங்கள் கேட்கலாம் இனிமேல் தான் அந்த கொஷின் பண்ண போகிறீங்க நீங்கள் நான் சொல்லி முடித்த வாட்டி கடைசியாக கேட்பீங்க இப்போ நான் முன்னாடியே சொல்லக்கூடாது இப்போது அவங்கெல்லாம் வந்து உங்களை நெகட்டிவாக நினைக்கிறாங்க இந்த பொண்ணு சரியில்லை இந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை ப்ளேம் பண்ணி பேசிகிட்டு உங்களால் முடியல எந்த காரியம் எடுத்தாலும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து உங்களை இரிட்டேட் பண்ணி பேசுகிறவங்க முன்னாடி நம்ம என்ன நினைப்போம் அவங்க இருந்தால் தான் நம்ம சாதிக்கவே முடியும் சில பேர் நம்ம வந்து அதான் நம்ம நினைப்போம் இவங்க இவங்க தான் ஒன் ஆஃப் த மோட்டிவேட்டர் அப்படின்னு கூட நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க பேச பேச பேச தான் நம்ம கண்டிப்பாக நல்லா வளருவோம் அது ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா இப்போ ஒரு நபர் இருக்காங்க உங்களை நோக்கி சொல்கிறாங்க நீ சரியாக படிக்க மாட்டேன்ற நீ சரியாக வேலைக்கு போகிறதில்ல உனக்கு வேலையே கிடைக்கல நீ எப்போ தான் முன்னுக்கு வருவ நீ இப்படியே அழிஞ்சிடுவ ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக உங்களை பேசுவாங்க ப்ளேம் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை உட்காந்து யோசனை பண்ணி பார்ப்போம் இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து பார்க்கணும் வாழ்ந்து காட்டணும் வாழணும் வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பீங்க அது பெரிய ப்ளஸ் உங்களை சைடு எதனால இந்த எண்ணம் எதனால் தோண்டுது நம்ம எதிரிகள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தோணுது இது ஒரு பொதுவான விஷயம் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்தாலும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது சம் டெக்னிக்கலாக நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது அவங்க தான் அதனால் முதல்ல வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க பேர் சொல்லி நன்றி சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது யார் உங்களுக்கு பிடிக்கலையோ சில விஷயங்கள் பேசுனா பேசுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது இருந்தாலும் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்கள் சைட்லேருந்து சொல்லலாம் இல்லை நீங்கள் எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம் தவ தவறு கிடையாது மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் சொல்கிற டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது ரிப்பீட்டடாக செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிரின்றது இருக்க மாட்டாங்க உங்கள் கெட்ட நெருங்க கூட மாட்டாங்க அது கண்டிப்பாக அது உங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நண்பர் ஆகிடுவாங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க அத்தனை பேர் உங்களுக்கு நண்பர் ஆகிடுவாங்க அதுக்குண்டான விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அவங்க தான் நம்மளுக்கு மோட்டிவேட்டர் நிறைய நன்றி சொல்லணும்னு சொன்னேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதிடுங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நிறைய நன்றி சொல்லுங்கள் அடுத்தது இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்ச வாட்டி தான் நீங்கள் சொல்லணும் சொல்ல முடியும் எனர்ஜினா நம்ம தியானத்து மூலிமா நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம் க்ரௌன் சக்கரம் மூலிமா சகசரத்து மூலிமா நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தியானத்தை கடைப்பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஓம் சொல்லுங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் நான் மினிமம் சொல்லிகிட்ருக்கேன் இருபத்தேழு முறை கூட நீங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லணும்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அந்த பதினோரு முறை ஓம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ப்ளஸ் பண்ணணும் எத்தனை பேர் இருக்கவங்களோ உங்கள் லிஸ்ட்டு வச்சுக்கோங்க நோட் புக் வச்சுக்கிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணணும் அது என்ன மாதிரி சொல்லி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து ஓம் சொல்லிடுறேன் கண்ணை மூடி சொல்லலாம் கண்ணு திறந்தும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு எனர்ஜி வாங்கிக்கோங்க டிவைன் எனர்ஜி நிறைய வாங்கிக்கோங்க தெய்வீக சக்தி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தெய்வீக சக்தியை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்னு பார்த்துக்கோங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணி தான் சொல்லணும் ஏன்னா நம்மக்கிட்டே எனர்ஜி இல்லை நம்ம ஒளி உடல்லையும் சரி நம்ம ஃபிசிக்கல் படம் எனர்ஜி இல்லைன்னா எப்படி நீங்கள் ஒருத்தருக்கு எனர்ஜி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் கண்டிப்பாக எனர்ஜி நிறையா இருக்கும் இந்த இடத்துல அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஓம் வந்து கண்ணை மூடி சொல்ல கண்ணை திறந்து சொல்ல அது பேசிக் மெத்தடு நீங்கள் எந்த மந்த்ராஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் தவறில்லை இது ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓ இம் சொல்லும்போது நல்லா அழுத்தமாக தொண்டையிலேருந்து இறங்கி அப்டம் ஸ்டொமக்குக்கு போய் அந்த இம் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் மூணு தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் பதினோரு முறை இப்போ நீங்கள் சொல்லிடுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த நேம் லிஸ்ட் எழுதியிருப்பீங்க இல்லைங்களா அந்த நேம் லிஸ்ட்டில் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நோட்டை நீங்கள் கையை வந்து நெஞ்சளவுக்கு உயர்த்திக்கிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணுறது என்னென்னா மனதார அவங்கள ப்ளஸ் பண்ணணும் ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது எப்படிடா நம்மளை திட்டிட்டு ஒருத்தர் போயிருக்காங்க அவங்களுக்கு எப்படி மேடம் நீங்கள் ப்ளஸ் பண்ண சொல்கிறீங்க அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் எப்படி நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஓம் சொல்லிவிட்டு தினமும் நீங்கள் தியானம் பண்ணும்போது டெய்லி நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்காங்க எதிரிகளாக மறுபடியும் மறுபடியும் உங்களை நீங்கள் ஃபர்கியூவ் பண்ணியும் மறுபடியும் வந்து அவங்க புஷ் பண்ணி உங்களை நெகட்டிவாக நினைக்கிறாங்களா அவங்க உங்களை நோ உங்களுக்கு எதிர் திசையில் போயிடுவாங்க ரொம்ப தூரம் உங்களை நோக்கி வரமாட்டாங்க ஆப்போசிட் சைடில் போயிடுவாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க மெயின் ஃபஸ்ட்டு தியானம் தான் தியானத்துக்கு அப்புறம் ஃபர்கியூனஸ் பண்ணணும் அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அது கிடைக்கணும் அவங்க சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட ப்ளஸ் என்னென்ன இருக்குது இப்போ நீங்கள் மைனஸ் தான் பார்த்துருக்கீங்க அவங்கக்கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்கும் அந்த ப்ளஸ்ஸை வந்து மனதார நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க அதுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் அடுத்தது அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க அவங்க சிரித்த முகத்தோடு உங்களை உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிற மாதிரி ரொம்ப தூரம் விலகி போகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து இது ஒரு முப்பது நாட்கள் செய்யுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்த ஒரு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டினியூவாக நீங்கள் இதை செய்யணும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஓம் சொல்கிறீங்க நீங்கள் எனர்ஜி வாங்கிக்கிறீங்க தியானம் பண்ணணும் நீங்கள் மெயினாக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும்போது தான் எந்த நெகட்டிவ் பர்சனும் உங்ககிட்ட நெருங்க முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது அடுத்து ஃபர்கியூ பண்ணுங்கள் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களை நோக்கி ஏன் இப்படி இவ்வளோ எதிரிகள் வராங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணலாம் முன்னாடியே அவங்களுக்கு நீங்கள் கடன் பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு கூட ஏமாற்றுவோங்க அதனால் கூட நம்ம அந்த பேர் எழுதுவோம் இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க இவங்க இரிட்டேட் பண்ணுறாங்க நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அந்த பேர் லிஸ்ட்டில் எழுதுவோம் நம்ம இதில் இருந்தாலும் அது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி செஞ்ச விஷயத்த இப்போ நம்ம செய்கிறோம் நான் இந்த ஜென்மத்தில் சொல்கிறேன் நான் முன் ஜென்மத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் கடன் பட்டிருந்தால் இப்போ நம்ம அதை கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் உங்களுக்குலாம் நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள் பணம் வராதவங்களுக்கு கூட பணம் வரும் இந்த சான்ஸு கண்டிப்பாக கிடைக்கும் இதை முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அவங்க நேம் லிஸ்ட் வச்சுட்டு ப்ளஸ் பண்ணுங்கள் அவங்க நல்லா இருக்கும்னு வாழ்த்துங்க ஏன்னா நல்லா இருக்கும்னு நினச்சா தான் உங்களுக்கு பணம் வரும் சப்போஸ் பெண்டிங் வெளியே இருக்குது பணம் வரல அப்படின்றவங்களுக்கு கூட நீங்கள் ப்ளஸ் பண்ண தான் வரும் நீங்கள் நாசமாக போயிடுவேன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி அவன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பணம் கொடுப்பான் அவன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அவங்களையும் நல்லபடியாக வாழ்த்துங்க வார்த்தை முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் இது செய்யணும் ஓம் கம்பல்சரி சொல்லணும் நான் மினிமம் சொல்லியிருக்கேன் பதினோரு முறைன்னு சொல்லிட்டு இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லணும் இருபத்தேழு முறை நீங்கள் ஓம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணி பார்த்து ப்ளஸ் பண்ணுவீங்க நெஞ்சல கையில் வந்து மனசார நான் அவங்கள ப்ளஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் தான் வாழ்த்தணும் அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கே தெரியும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது எதிரிகள் உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டாங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது சும்மா சொல்ல நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சில எகேன்ஸ்டாக இருந்த பீப்புள் கூட என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்